வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்க மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்கும் வந்து பண்ணியிருக்கோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்குன்னு வந்து லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரெயினிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச நாள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு நிஃப்டியில் பண்ணலாம் இந்தியன் எக்கனாமி ஸோ ஒரு கால் ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் பட் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியும் ஒத்து போச்சுன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருந்தோம் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பனிங்கில் சூப்பராக வந்து கொடுத்துச்சு ஒன் டே கேண்டிலில் வச்சு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஒன் டே கேண்டில் ஸ்டிக்கில் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ப்ரீவியஸாக மார்க்கெட் இதே மாதிரியே eleven thousand three hundred range வந்துச்சு வந்துட்டு தான் வந்து கீழே டவுன் சைடு வந்து இறங்குச்சு அப்போ வந்து ஒரு ஹை த்ரீ ஃபார்ட்டி ரேஞ்சுனா அதை விட இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் அப்பில் பெருசாக தான் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே கேப் அப்பு அதுவும் வந்து ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்ததை விட ப்ரீவியஸ் ஹை மீன்ஸ் நாட் ஒரு ரொம்ப நாள்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஜூலை அந்த டயத்தில் வந்தப்போ eleven thousand three naught forty தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் வந்துச்சு அப்போ லெவன் தௌசண்ட் பிரேக் அவுட் ஆன அடுத்த நாளே மறுபடியும் லெவன் தௌசண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் மேலே வந்துச்சு இதான் வந்து ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரி ஸோ நாங்கள் என்ன பேஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே மேபி நிறையா ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதனால் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கேப் அப்பு கேப் அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹையை விடையே வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்கில் கேப் அப் கொடுத்துச்சு பட் கேப் அப் கொடுத்த அந்த கேண்டிலே ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆக்சுவலி டவுன் வந்து வந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் ஒரு வெயிட் பண்ணோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அனலைஸ் பண்ணோம் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு ஓகே பாசிட்டிவாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கேண்டில் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆனோன்னா ஓகே ஸ்ட்ராட்டஜி படியும் ப்ராஃபிட்டில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்து லெவலில் போட்டு வச்சோம் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம் அப்படி நாங்கள் ட்ரேடிங் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பொஷன் வந்து நல்ல ஒரு லோ லெவலில் கொஞ்சம் ஒரு ஒன் எயிட்டின் அந்த ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பத்து லாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருந்தோம் ஸோ பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரெக்கவர் கொடுத்துச்சு மார்க்கெட் மேலே வந்துச்சு பட் மேலே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டன் ரேஞ்ச் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு கிட்டக்க த்ரீ ஃபார்ட்டி ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கிட்டே தான் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் தள்ள நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக வந்து மார்க்கெட் இன்றைக்கி பெருசாக மூவ் ஆகலை எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைம் தான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு டைம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது ஸோ டைம் வேல்யூ வந்து ரொம்பவே வந்து ஆப்ஷன் அஃபெக்ட் பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷன் மூவாக ஃபஸ்ட்டு ஃபைவ் லாட் எடுத்தோம் அடுத்து ஆவரேஜ் பண்ணி இன்னமும் ஒரு ஃபைவ் லாட் எடுத்தோம் அதனால் ஒன் எயிட்டினாக வந்து எங்களுக்கு டென் லாட்ஸாக வந்து கிடச்சிச்சு ஸோ நாங்கள் ஒரு ப்ரிகாஷன் மூவாக ஆவரேஜ் பண்ணதுனால இப்போதைக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் காட்டுது மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவாக வந்து போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இது ஏன் டெட் ஸ்லோ ரொம்ப ஓப்பனிங் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறோன்னா நிஃப்டி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன அஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஒரு நைன் ஃபார்ட்டி வரைக்கும் செம்ம ஸ்பீடாக இருக்கும் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஏதாச்சும் ஒரு சைடு வேகமாக மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒன்றுமே வந்து பெருசாக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ நாங்கள் பை பண்ணதுலேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வரையிலே புக் பண்ணலான் இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த five thousand five hundred three hundred four hundred hundred இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்குது நாங்கள் இன்றைக்கி டே வேஸ்ட் பண்ண வேணாம் நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு செட்டன் ப்ராஃபிட் வரையில் மார்க்கெட் ரொம்ப ட்ராகாக இழுக்குது அப்படின்னாலே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்டைலு ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் ஒரு லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சையே ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது மேலே பத்து பாயிண்ட் கீழே பத்து பாயிண்ட் மேலே பத்து பாயிண்ட் கீழே பத்து பாயிண்ட் டோட்டலி ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ட்ரேடிங்கில் போய்கிட்டு இருக்கு இவ்வளோ ஸ்லோவான மூவ்மெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல ஃப்ரைடே மார்க்கெட்டுன்றனாலையா என்னன்னு தெரில பட் நாங்கள் ஆக்சுவலி நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி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 கமாடிட்டிக்குன்னு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி